வெல்கம் டு மைத்ராசி சேனல் என்ன மாதிரி இருக்க குட்டீஸ்கெல்லாம் எப்படி ஈஸியாக ஹேர் ஸ்டைல் போடுறதுன்னு இப்போ பார்க்க போகிறோம் அதுவும் ஃபைன் டிசைன் ஹேர் ஸ்டைல் எப்படி போடுறதுன்னு பார்க்க போகிறோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நம்ம ஃபர்ஸ்ட்டு வந்து எப்படி ஃப்ரண்ட் பஃப் வைக்கிறதுன்னு பார்த்துட்டு இருந்தோம் இப்போ வந்து சைட் பஃப் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கணும் வாங்க இப்போ நம்ம தேர்ட் ஆஸ்டில் பார்க்க போகிறோம் அது வந்து சைட் ஃப்ரெஞ்ச் பேக் பார்க்க நம்ம ஃபோர்த்து ஸ்டெப் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம்